ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சாக்லேட் சேமியா கீர் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் சில இன்க்ரீடியன்ஸ் தாங்க இதில் வந்து ஒரு கப் சேமியா ரோஸ்டட் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு கப் சாக்லேட் காம்பவுண்ட் வச்சுருக்கேன் கொஞ்சம் நட்ஸு தேவையான சக்கரை இதில் வந்து ஏலக்காய் தூள் இவ்வளோ தான் அதுக்கப்புறம் வந்து நல்ல திக் மில்க் வச்சுருக்கேன் இது வந்து குட் லைஃப் மில்க்கு இது வந்து அரை லிட்டர் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிக்கலாம் இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு இது ஒரு கப் பால் வந்து எடுத்து வச்சிடுறேன் நமக்கு வந்து சாக்லேட் சிரப்பு பண்ணுறதுக்கு தேவை இப்போ மிச்ச பாலில் வந்து நான் இப்போ சேமியாவை போட போகிறேன் இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் இப்போ இது வேகட்டும் இந்த ஓரத்தில் வந்து இந்த பாலெல்லாம் இது மாதிரி வந்து ஒட்டும் போது எடுத்து விடுங்க அடி பிடிச்சிடக்கூடாது அதனால் வந்து கலறி விடுங்க இப்போ மீன் டைம் வந்து சேமியா வேகிறதுக்குள்ள நம்ம வந்து இதை கொஞ்சம் கரைச்சிக்கலாம் ஒரு கப்பில் வந்து இந்த சாக்லேட்டை போட்டுக்கிறேன் நான் இதில் வந்து பாதி போட்டுக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் நம்ம பால் ஊற்றிக்கலாம் இதை வந்து மைக்ரோவேவில் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து இது தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாம் இந்த ஹீட்டே வந்து உங்களுக்கு போகும் நல்லா கரைஞ்சிருச்சு கொஞ்சம் கலக்கினீங்கன்னா ஃபுல்லாக கரைஞ்சிரும் இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து சேமியா நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் இப்போ நம்ம சாக்லேட் போடுறோம் அதனால வந்து தேவையான சர்க்கரை மட்டும் போட்டுக்கோங்க இப்போ நான் தேவைப்பட்டால் போட்டுக்கிறேன் நான் இப்போ சா சாக்லேட் சிரப் வந்து ஊற்றுறேன் உள்ள வந்து சாக்லேட்டில் பாதி எடுத்திருக்கேன் நான் மிச்ச பாதி வந்து மேலே வந்து ஒரு லேயராக ஊற்றுறதுக்காக வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா கலக்கியாச்சு நீங்கள் சக்கரை பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கண்டெய்னருக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அதே கப்பில் வந்து நம்ம மிச்சம் வச்சுருக்கிற சாக்லேட்டும் வந்து மைக்ரோவேவில் கரைச்சிக்கலாம் இப்போ ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இதையும் வந்து நம்ம கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம நட்ஸை வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதில் கேஷ்யூஸ் ஆல்மண்ட்ஸ் பிஸ்தா ரைசன்ஸ் இது நாலுமே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம சேமியாவில் இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம போட்டுடலாம் இப்போ நம்ம ரெண்டு கப்லேயும் சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து நான் சா சாக்லேட் சிரப் வந்து ஊற்றிக்கலாம் நீங்கள் நான் பால் ஊற்றுனதுக்கு பதிலாக நீங்கள் வந்து க்ரீம் இருந்தால் கூட வந்து கோல்டு க்ரீம் இல்லை நீங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சு அந்த க்ரீம் கூட ஊற்றி இந்த சாக்லேட்டில் நம்ம காய்ச்சிக்கலாம் இது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஆறுச்சுன்னா நல்லா வந்து திக்காயிடும் இது சூடாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அப்படி தெரியுது இதை வந்து சில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி சாப்பிட்லாம் சாக்லேட் சேமியா கீர் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் வந்து சூடாக சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து சில் பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்